வணக்கம் இப்போ நாம் நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை தேர்ட்டியத் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஓ கிளாக் மேல் ஆகுது ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டூ நைன்ட்டி செவன் ரேஞ்சில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து கரண்ட்டில் பைக்கால் இருக்கனால நமக்கு கேண்டில்ஸ்லாம் பார்க்க க்ரீன் கலர் வேறு இருக்குது ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன கால்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்குன்றது எப்படி சொல்கிறோன்னா கே ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ சார்ட்டை பார்த்தீங்கன்னா போதும் கேண்டிலுடைய கலர் பாருங்கள் ரெட் கலரில் வந்திருக்கும் ஸோ கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துடும் அடுத்து இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு ஒரு சஜஷனும் வந்துடும் டூ நைன்ட்டி செவன் செல்ல டூ நைன்ட்டி செவன் வந்திருக்கு இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா two ninety six point twenty ஃபைவ்னு போட்டிருக்கு நம்ம ஆனால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் கூட ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க நேச்சுரல் கேஸுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மூமெண்ட் தர்றதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் நேச்சுரல் கேஸில் புக் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸில் செல் கால் வந்திருக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி டூ நைன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டூ நைன்ட்டி செவன்லேருந்து டூ நைன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு அது என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸும் வந்து லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ